वन्दे वृन्दावनचरं वन्दवीजनवन्दभं जयन्ती सम्भवं धां वैजयन्ती विभूषणम् अं, त्वयि न्यस्तभाराणां न त्वम् एतां क्षन्तुम् अर्हसि त्वयि न्यस्तभाराणां न नस्त्वम् एतां क्षन्तुमर्हसि विदिताशेषवेद्यस्य विज्ञापनविडम्बनाम् இன்னும் சரியா இல்லது துவயி நியஸ்த பாராணாம் நகா ஆஹ் நகாவோட முடியணும் என்ன ஏதோ நேத்துக்கு படிக்கிறச்சே தோணல நியஸ்த பாராணாம் நகா துவமேதாம் க்ஷந்து மர்ஹசின்னு அந்த இடத்துல பிரிக்கணும் ஓகே விதிதா சேஷ வேத்தியசிய விஜாபன விடம்பனம் இந்த ஸ்லோகத்தோட வந்து தேவர்களுடைய ஸ்பீச் முடியறது அது எப்படி முடிக்கிறான்னா உங்களிடத்துல நாங்க வந்து எங்க பாரத்தை வச்சாச்சு அதாவது விஷ்ணுவின் இடத்துல தன்னுடைய பாரத்தை வச்சாச்சு அப்படி இருக்கும் பொழுது சர்வஜனான விஷ்ணுவும் இது எல்லாத்தையும் தெரியும் அவருக்கு அவர்கிட்ட போய் இதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஆனா சொல்லணும்னு ஒரு ஒரு வேடிக்கை பண்றோமோ இல்லையோ ஒரு ஷோ காமிக்கிறோமோ இல்லையோ அதை நீங்க வந்து பொறுத்துக்கணும் அப்படின்னு தேவர்கள் வந்து விஷ்ணுகிட்ட வேண்டிக்கிறா இதோட முடியறது ஆஹ் யாராவது படிக்கிறீங்களா லதா படிக்கிறா इत्थं वदति देवानां समा समाजे वेधस वेधसा वन्दे पृथिवी देवं विनतत्राण दीक्षितम् इत्थं वदति देवानां समाजे वेधसा सह ववन्दे தேவானாம் சமாஜே இத்தம் வததி சதி முதல்ல அது தனியா தேவானாம் சமாஜே தேவர்களினுடைய சமாஜம் கூட்டம் சமூகம் அந்த சமூகமானது இவ்வாறு இத்தம் மேலே கூறினவாறு இது வரைக்கும் என்னென்னலாம் அவ சொன்னாங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அந்த இத்தம்ங்கிறதுல சோ இத்தம் இவ்வாறு தேவானாம் சமாஜே தேவர்களினுடைய கூட்டமானது வததி சதி யாரோட கூட வேதசா சகா வததி சதி வேதசா வேதஸ்ங்கிறது பிரம்மா வேதாக வேதசோ வேதசா சகாராந்தம் அது சோ பிரம்மாவுடன் கூட தேவர்களினுடைய கூட்டமானது இவ்வாறு கூறும் பொழுது நீங்க தான் வந்து இப்போ காப்பாத்தணும் ஏன்னா பிருத்திவி இவ வந்து ரொம்ப கஷ்டப்படுறா அவளுக்கு வந்து பாரம் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த தேவர்களினுடைய கூட்டம் பிரம்மாவோட கூட இருந்துண்டு இந்த மாதிரி இவ்வாறு கூறும் பொழுது வதத்தி சதி இது சத்தி சப்தமியில இருக்கு போது பிருத்திவி தேவம் பவந்தே அதுதான் மெயின் சென்டென்ஸ் உங்களுக்கு அந்த சதி சப்தமி எப்பொழுதுமே என்னன்னா உங்களுக்கு ஒரு டயத்தை குறிக்கிறது இந்த இந்த ஒரு காலம் அல்லது இந்த ஒரு தேசம் இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படின்னு அந்த டைம் ஃப்ரேமா உங்களுக்கு காமிக்கிறது இங்க இவா தேவர்கள்லாம் முடிச்சு அவ வந்து இந்த மாதிரி சொல்லிண்டே இருக்கும் பொழுது பிருத்திவி நமஸ்காரம் பண்றா யாருக்கு தேவ் விஷ்ணுவுக்கு பிருத்திவி தேவம் அந்த தேவன் யாரு விஷ்ணு அப்ஜெக்டிவ் இங்க என்னன்னா வினத திராண தீட்சிதம் வினத நமஸ்காரம் செய்யக்கூடியவர்கள் அல்லது வினத்தன்னா ரொம்பவும் இவர்கிட்ட வந்து ஒரு ஒரு வினயத்தோட இருக்கக்கூடியவர்கள் நமஸ்காரம் அதுதான் நதங்கிறது நமத்திங்கிறதுல இருந்தா வருது வினதங்கிறது சோ வினத நமஸ்காரம் செய்யக்கூடியவர்கள் அவர்களை திராண காப்பாற்றுவதுங்கிற ஒரு தீட்சையை எடுத்துட்டு இருக்காரு தீட்சா சங்கல்பம் ப்ராமிஸ் யார் யாரெல்லாம் தன்னை வந்து அடைக்கலம் அடையிறாளோ அவர்களை வந்து ரட்சிக்கணுங்கிற ஒரு தீட்சை ஒரு விரதத்தை மேற்கொண்டவரான அந்த தேவனை பிருத்திவி வவந்தே நமஸ்காரம் செய்கிறாள் ஏன்னா வேற ஏதோ பீதாம்பரதரம் தேவம் பிருத்திவி வவந்தேன்னு போட்டா அங்க வந்து எஃபெக்ட் கிடையாது இவ வந்து நமஸ்காரம் பண்றச்சு இவளை ரட்சிக்க போறார் அத வந்து அவர் ஏற்கனவே ஒரு தீட்சையா விரதமா மேற்கொண்டிருக்காருங்கிறத சொன்னாதான் அங்க பொருத்தம் இல்லைன்னா அதுக்கு பொருத்தமே கிடையாது உம் சோ தேவானாம் சமாஜே தேவ சமூகே வேதசா சகா பிரம்மணா சகா இத்தம் பூர்வோக்த ஆகாரேன முன்பு கூறினவாறு அந்த ரூபத்தில் பூர்வோக்த பிரகாரேன பூர்வோக்த ஆகாரேன அல்லது பூர்வோக்த ரூபேன இது இப்படி இத்தம்ங்கிறதுக்கு இப்படி எழுதிக்கலாம் வதத்தி சதி கதையத்தி சதி இவ்வாறு கூறும் பொழுது வினதத்ராண தீட்சிதம் தீன பரித்ராண தீக்ஷாவந்தம் தீன தைன்யமாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது தீனங்கிறச்சு ரொம்ப பரிதாபமான நிலைமையில தவிக்கக்கூடியவர்கள் அந்த தவிக்கக்கூடியவர்களை ரட்சணை செய்வது பரித்ராண அவளை வந்து காப்பாற்றுவதுங்கிற ஒரு தீக்ஷா அந்த தீக்ஷாவான் அது தீக்ஷாவந்தம் சோ அந்த தீக்ஷாவை கொண்டவர் தீக்ஷா அசி அஸ்தி இது தீக்ஷாவான் போன இதுலயும் பார்த்தோம் அந்த மது பிரத்தியம் ரெண்டு மூணு இடங்கள்ல பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா இங்கேயும் பார்த்தோமா ஆஹ் உதன்வான் பார்த்தோமே அந்த உதன்வான் மாதிரியே இங்கேயும் தீக்ஷாவான்னு இந்த இடத்துல இருக்கு அது தீக்ஷாவந்தம் துதியா இருக்கு தேவம் புருஷோத்தமம் பிருத்திவி பூமிஹி வவந்தே நமஸ்கிருதவதி நமஸ்காரம் செய்தாள் ஏவம் பிரம்மணாசகா தேவ விருந்தேன சோ இப்ப மூணு வேர்டு வந்துருத்து சமூகத்துக்கு ஒண்ணு சமாஜ இன்னொன்னு சமூகா இன்னொன்னு விருந்தகா இதுவும் மூணு பரியாய வாட்சி சப்தம் உங்களுக்கு வந்துருது ரைட் சோ ஏவம் இவ்வாறு பிரம்மணாசகா பிரம்மாவுடன் கூட தேவ விருந்தேன உக்தே சதி தேவ கூட்டத்தினால் கூறப்பட்ட பொழுது இப்ப ஸ்லோகத்துல இருக்கிறதுக்கும் பாவார்த்தத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தேன்னா இங்க வந்து கர்த்தரி பிரயோகத்துல இருக்கு இந்த இடத்துல கர்மணி பிரயோகத்துல இருக்கு அதுதான் டிஃபரன்ஸ் சோ தேவானாம் சமாஜே வததி சதி அப்படிங்கறது கர்த்தரி பிரயோகம் தேவர்களினுடைய சமாஜம் கூறும் பொழுது இங்க என்ன கர்மணி பிரயோகத்துல எப்படி போட்டிருக்காரு தேவ விருந்தேன உக்தே சதி தேவ கூட்டத்தினால் கூறப்பட்ட பொழுது அப்படிங்கிறார் அப்போ பிருத்திவி ஒண்ணு இல்ல ஜஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் டிஃபரெண்ட் யூசேஜஸ் நம்ம வந்து கத்துக்கலாம் சம்ஸ்கிருதத்தினுடைய எப்படி எப்படி எல்லாம் அந்த எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் சதி சப்தமியில கர்மணி பிரயோகம் வருமா அப்படின்னா இந்த மாதிரி இப்படி போட்டுக்கலாம் நம்ம உம் சோ பிருத்திவி ரக்ஷண விரதம் தேவம் அவந்தத பிருத்திவியானவள் ரொம்ப ஒரு தைன்யமான நிலைமையில் இருக்கக்கூடியவர்களை ரட்சிப்பதுங்கிற ஒரு விரதத்தை மேற்கொண்ட தேவன் அது விஷ்ணு அந்த விஷ்ணுவை நமஸ்காரம் செய்தாள் வினதானாம் திராணம் வினதத்ராணம் வினதத்ராணே தீட்சிதா இது வந்து தம் இது சப்தமி தத்புருஷம் வினதத்ராணே தீட்சிதா தீட்சை எதில் இருக்கிறதுன்னா இந்த காப்பாற்றுவதில் தீட்சை கொண்டவர் அப்படி எடுத்துக்கிறோம் சோ இத்தம் வததி தேவானாம் சமாஜே வேதசா சகா வவந்தே பிருத்திவி தேவம் வினதத்ராண தீட்சிதம் சரியா அடுத்தது தனுமத்யா விஷாலாட்சி தன்வி தீன பயோதரா மாய மாயேவ மகதி தசிய வனிதா ரத்ன ரூபிணி இது எல்லாமே இப்போ முந்தின ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய வவந்தேயோட கனெக்ட் ஆக போறது எப்பேற்பட்ட பிருத்திவி நமஸ்காரம் செய்தாள் தேவனே அந்த பிருத்திவிக்கு பாக்கி எல்லாமே உங்களுக்கு வந்து விசேஷண பூதமாக வருது தனுமத்யா விஷாலாட்சி தன்வி பீனபயோதரா மகதி மாயா தஸ்ய மகதி மாயா இவ வனிதாரத்ன ரூபிணி சா தஸ்ய மகதி மாயா இவ ஸ்திதா வவந்தே இந்த ஸ்திதாங்கிறதெல்லாம் அத்தியாரோபம் பண்றது ஏன்னா இங்க வந்து ஸ்திதா கிடையாது வவந்தே மத்திரம் தான் எடுத்துக்கணும் உம் அல்லது இங்க வந்து இவ பிருத்திவி வவந்தே அல்லது சா வவந்தே அப்படின்னு எடுத்துக்கலாம் சோ இது வந்து it is connected to the earlier shloka generally இதுக்கெல்லாம் வந்து ரெண்டு ஸ்லோகம் சேர்ந்தது வந்ததுன்னா குலகம் அடுத்தது சந்தானிதகம் மூணு ஸ்லோகம் சேர்ந்து வந்ததுன்னா நாலுக்கு மேல மேற்பட்டதாக இருந்தா குலகம்ங்கிறது வந்து ஐ திங்க் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன் I I may have mistaken that ரெண்டு சேர்ந்து ஒரே இது என்னன்னா ஒரு sentence does not get finished in this slokam இந்த ஏன்னா ஒரு சென்டென்ஸ் முடியறதுக்கு உங்களுக்கு ஒரு வர்பும் வேணும் அந்த வர்பு நம்ம இன்னொரு ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறோம்னா அது மொத்தமா சேர்த்துதான் ஒரே சென்டென்ஸா படிக்கிறோம் உம் சோ பிருத்திவிங்கிற இங்க இந்த ஸ்லோகத்துல இருக்கிற பிருத்திவிக்கு இது எல்லாம் இப்போ அப்ஜெக்டிவா போகுது தன் தனு மத்தியா தன்வி இவர் வேற விதமா வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு அந்த அரேஞ்ச்மெண்ட் படியே நான் சொல்லிடுறேன் இல்லைன்னா எல்லாமே அப்ஜெக்டிவ் தான் எதை வேணாலும் முன்ன பின்ன போட்டுக்கலாம் தன்விங்கிறச்சு கிருஷாங்கி தனு தனுவாக இருக்கக்கூடியவள் ரொம்ப மெல்லிய சரீரத்தை கொண்டவள் சோ தனு தன்வி கிருஷாங்கி மெல்லிய அங்கங்களை கொண்டவள் தன்வி அப்புறம் பிருத்திவி மேலும் எப்படி இருக்கா தனு மத்தியா மத்தியபாகே தனியசி எல்லா அங்கங்களும் மெலிந்ததாக இருந்த பொழுதிலும் இருந்தும் மேலும் அவளுடைய மத்திய பாகம் இடுப்பு பிரதேசம் மிகவும் மெலிந்ததாக இருந்தது அதுக்கப்புறம் விஷாலாட்சி கண்கள் தீர்க்கலோச்சனா நல்ல நீண்ட கண்களை உடையவள் அல்லது விசாலமான ஒரு கண்களை உடையவள் பீன பயோதரா பீவரஸ்தனி மார்பகங்கள் நல்ல பெருத்த மார்பகத்தை கொண்டவள் வனிதா ரத்ன ரூபிணி பெண்கள் மணி ரத்னம்னாலே சிரேஷ்டம் ஜாதி சிரேஷ்டத்துக்கு ரத்னம்னு சொல்லுவோம் இப்ப கன்யா ரத்னம் அப்படின்னா ஸ்திரீ ரத்னம் கன்யா ரத்னம் வனிதா ரத்னம்ங்கிறச்சு பெண்களுக்கு நடுவுல ரொம்ப ஒசத்தியாக இருக்கக்கூடிய பெண் அதுக்கு பெண் ரத்னம் அப்படின்னு சொல்றோம் ரத்னம்னா நாட் ஜஸ்ட் அந்த ஜுவல்ல தங்க இது அது என்ன வைரம் மரகதம் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷியஸ் ஜெம்ஸ் மாத்திரம் இல்லாமல் ரத்னம்ங்கிற வேர்டுக்கே உங்களுக்கு வந்து வியாகிரகா புருஷனுக்கு வந்து இப்ப புருஷ வியாகிரகான்னு சொல்லும் பொழுது விருஷபகா அப்படின்லாம் சொல்றச்சு சிரேஷ்டவாச்சி சப்தங்கள் இதெல்லாம் இன்ஸ்டெட் ஆஃப் எப்ப பார்த்தாலும் வனிதா சிரேஷ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு பதில வனிதா ரத்னம் அப்படின்னு சொன்னா it indicates that she is a gem அங்கம் அமங் விமன் அப்படிங்கிற யூசேஜ் நமக்கு மற்ற லாங்குவேஜ்லயும் இருக்கும் இல்லையோ வனிதா ரத்ன ரூபிணி உத்தம வனிதா ஷரீரம் ஆஸ்திதா பிருத்திவிங்கிறவளை நம்ம வந்து ஒரு பிசிக்கல் ஃபார்ம் யோசிச்சு பார்த்தோம்னா பூமி ஒரு கோடக்கம் மாதிரி இருக்கு அதுல இந்தந்த ஐலண்ட்ஸ் இருக்கு சமுத்திரம் இருக்கு இப்படி நம்ம வந்து ஒரு ஷேப்பை யோசிக்கிறோம் மைண்ட்ல ஆனா ஆரம்பிக்கிறச்சே எப்படி ஆரம்பிக்கிறார் தனு மத்தியா நடுவுல வந்து இதுவா இருக்கு அப்ப என்ன ஒரு ஒரு பானை மாதிரி இருக்கா என்ன இந்த பூமி அப்படி இல்ல அவ வந்து வனிதா ரத்ன ரூபிணிங்கிறச்சே ஒரு தேவதா ஸ்வரூபம் எப்படி ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் நேச்சருக்குல இருக்கிறதுக்கு ஒரு தேவதா ஸ்வரூபம் இருக்குமோ அந்த மாதிரி இவ வந்து ஒரு உத்தம பெண் போல ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாள் குமாரசம்பவத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பார்த்தோம்னா அஸ்தி உத்தரஸ்யாம் திஷி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜகான்னு ஆரம்பிப்பார் ஹிமாலயாஸ்னு ஒரு மவுண்டன் ரேஞ்ச் இருக்கு அந்த மவுண்டன் ரேஞ்சினுடைய பொண்ணு தான் பார்வதிங்கிறோம் பர்வதசிய அபத்தியம் ஸ்திரீ பார்வதிங்கிறோம் ஒரு மவுண்டனுக்கு எப்படி குழந்தை பிறந்ததுங்கிற மாதிரினா தேவதாத்மான்னு அதுக்குதான் சொல்றாரு அஸ்தி உத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஒவ்வொரு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம்னா அததுக்கு ஒரு டிவைன் பர்சனாலிட்டி இருக்கு ஒரு பர்சன் ஃபார்ம்ல ஒரு ரூபம் இருக்கு அத போல இங்கேயும் பிருத்திவிங்கிற ஒரு ஒரு நேச்சர்ல பார்க்கக்கூடிய பிரகிருத்தியில பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நமக்கு ஒரு திவ்யமான ஒரு உருவம் இருக்கு அந்த திவ்ய ரூபத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கா பிருத்திவி இங்க சொல்றோம் இல்லையா பூமாதேவின்னு சொல்றோம் பூமாதேவின்னு சொல்றோம் இப்ப நம்ம பூமாதேவியும் இந்த பூமி தானே இந்த நம்ம எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த பூமி தானே அப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவதா ஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கான்னு அர்த்தம் உம் சோ உத்தம வனிதா ஷரீரம் ஆஸ்திதா ஒரு அவளை பாக்குறதுக்கு வந்து ஒரு சிரேஷ்ட பெண்ணு போல ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கா சோ விச் மீன்ஸ் திவ்யமான ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கா தஸ்ய பகவதா மகதி மாயா இவ ஸ்திதா சாவவந்தே தஸ்ய அந்த பகவதா பகவானுடைய மகதி மாயா இவ மகாமாயா சக்திரிவ பகவானுடைய மாயையினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் இந்த பூமி ஏன்னா விசித்திர ரூபமாக இருக்கக்கூடிய ஜெகத்து சித்திரம் அஜீஜனத்துன்னு ஏன்னா இந்த ரொம்ப விசித்திரமான பலவிதமான ஸ்பீஷீஸ் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு ஒரு வேரிகேட்டட் இங்க ஒவ்வொரு ஸ்பீஷீஸுக்கும் அததுக்கு ஒரு என்விரான்மெண்ட் அததுக்கு ஒரு சாப்பாடு அதை சாப்பிடுறதுக்கு இன்னொன்னு இப்படி அது அழிவுக்கு காரணம் அது பிறப்புக்கு காரணம் அப்படி ஒரு உலகத்தை படைச்சிருக்காருன்னா அவருடைய மாயாங்கிறது இந்த உலகம் தான் அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அதனால மகதே மாயா இவ பகவானுடைய ஒரு மாயை சக்தியானது உருவெடுத்து வந்தாற்போல் நிற்கும் அந்த பிருத்திவி அப்பேற்பட்டவள் தேவம் பவந்தே விஷ்ணுவை நமஸ்காரம் செய்தாள் மேடம் வவந்தேங்கிறது என்ன ஸ்பெஷல் வந்தேன்னு சொல்லாம பவந்தேன்னு சொல்றதுல வந்தேன்னு நான் நமஸ்காரம் செய்கிறேன் அது லட்டு லக்காரம் வவந்தேங்கிறச்சு உங்களுக்கு வந்ததேனுடைய பாஸ்டென்ஸ் ஓ அதுக்கு வா சேர்றதாங்கிறேன் பபுவா இருக்கோ இல்லையோ ஓகே லிட்டுல வந்து டபுளிங் த்வித்வம் ஆகும் கரெக்ட் நனாம நேமத்துவும் நேமவும் தன்வீன் சில பேரோட நேமே தன்வின்னு இருக்கே அப்ப கிருஷாங்கின் தான் அர்த்தமா தன்வீங்கிறதுக்கு தன்வீங்கிறதுக்கு கிருஷாங்கின்னு அர்த்தம் மெலிந்த அங்கங்களை கொண்டவள் அர்த்தம் ஓ தன்விங்கிறதுக்கு ஒரே மீனிங் இது ஒண்ணுதானா இல்ல சினானிம் வேற ஏதாவது இல்ல வேற அதுக்கு நேம் தனுனா வந்து ஷரீரம்னு அர்த்தம் ஷரீரம் ஏற்றவள்னு எடுத்துக்கலாம் எனக்கு வேற தெரியல தனுமத்யா விஷாலாட்சி தன்வி பீன பயோதரா சோ கிருஷாங்கி தனுமத்யா தீர்கலோச்சனா பீவரஸ்தனீச்ச சா பூமி பகவதா மாயாரூபிணி இவ ஸ்திதா தம் வந்தே அந்த தேவனை நமஸ்காரம் செய்தாள் அதே வேர்ட்ஸ் தான் ரிப்பீட் பண்ணியிருக்கார் ஸோ தனுமத்யா விஷாலாட்சி தன்வி பீன பயோதரா மாயேவ மகதீதஸ்ய வனிதா ரத்ன ரூபிணி ஆபத்த மண்டலைஹி பிருங்கைஹி அலகாமோத மோகிதைஹி அயத்னலப்தாம் பிப்ராணா மாயூர சத்ர சம்பதம் அலகாமோத மோகிதைகி அவளுடைய தலைமுடிக்கு வந்து இயற்கையாவே ஒரு ஆமோதம் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு பிருத்திவிக்கு பெண்ணுன்னு சொல்லியாச்சு வனிதா ரத்னம்னு சொல்லிட்டோம் அப்போ இயற்கையாகவே கூந்தலுக்கு ஒரு ஒரு மனம் உண்டுங்கிறது ஒரு பெரிய நக்கீரன் பிரச்சனை இல்லையாது அது எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து சால்வ் பண்ணிட்டு இருப்பார் கவிகள்லாம் அலகாமோத மோகிதைகி அலக தலைமுடி அதனுடைய அவமோதம் கேசபாசத்தினுடைய ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஒரு ஸ்மெல்ல இல்லையா அந்த வாசனை அதனால் மோகிதம் சோ அவளுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த மனத்துல மனத்தினால அட்ராக்ட் ஆகி நிறைய வண்டுகள் அவளை சுத்தி நிக்கிறது அந்த தலைமுடி மேல ஒரு பெரிய ஒரு ஒரு இது மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு வந்து கொடை மாதிரி இருக்கான் அந்த வண்டுகள் எல்லாம் வந்து சூழ்ந்து நிக்கிறது அது பாக்குறதுக்கு வந்து மயூரம் அதாவது என்ன அந்த பீகாக் இல்லையா மயிலுடைய ரக்கைனால நம்ம வந்து ஒரு பெரிய கொடை பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கொடை அவளுக்கு இருக்கான் பூமாதேவின்னு சொல்றோம் பகவானுடைய பத்னி இல்லையா அப்படியும் சொல்றோம் இல்லையா அதனால அப்போ வந்து அவளுக்கு she has a status of her own so அவ வர்றச்சு அவளுக்கு வந்து கொடை பிடிச்சுட்டு ஒருத்தர் இருக்கணும் இல்லையோ அந்த மாதிரி இங்க இதுல ரகுவம்சத்துல பார்த்தோம்னா இதுல காட்டுக்கு போன உடனேயே அங்க திலீபன் வந்து திலீபனும் சுதக்ஷனையும் காட்டுக்கு போறலாம் அப்போ வந்து அந்த காட்டுல இருக்கக்கூடிய அந்த காற்று வீசுறது அதுக்கப்புறம் சத்தம் போடுறது இதெல்லாம் வந்து ஜெயகோஷம் போடுற மாதிரி இருக்கு அவன் வந்து நகரத்துல மாத்திரம் ராஜாவா இல்ல காட்டுலயும் அவன் வந்து தன்னுடைய நிருபத்துவம் அங்க வந்து தெரிஞ்சிடுறதும்பார் அப்போ இங்க பூமாதேவி வந்து அவளுக்கு தலையில ஒரு ஒரு வெண்கொற்ற கொடை மாதிரி இங்க வந்து ஒரு கருப்புகள ஒரு வண்டுகள்னால ஆன ஒரு கொடை அவளுக்கு இருக்கு பூமாதேவிக்கு அப்படி இருக்கிறவள் பவந்தே தேவம் பவந்தே ஒரு ஒரு வேர்டா பாத்துருவோம் அலக ஆமோத மோகிதைஹி அலக்கம்னா குந்தலம் கேசபாஷம் அதனுடைய ஆமோத வாசனை அதனால் மோகித இழுக்கப்பட்ட ஈர்க்கப்பட்டவைகளான ஆபத்த மண்டலைகி ஈர்க்கப்பட்டு எல்லாம் வந்து ஒரு ஒரு ரவுண்டு கட்டிண்டு இருக்கு அவ தலைக்கு மேல மண்டலம்னா ஒரு மேல வந்து ஒரு ரவுண்டு அத ஆபத்தம்னா கோர்த்துன்னு இருக்கு it is as if they have made ஒரு பெரிய ஒரு சத்திரம் மேல வந்து ஒரு மண்டலம் போட்டு இருக்கிற மாதிரி இருக்கு உபரி உபரிங்கரிச்சு பூமாதேவிக்கு தலைக்கு மேல மண்டலம் ஆபத்திய ஒரு மண்டலத்தை கட்டிண்டு பிரமத்பிகி சுத்தின் இருக்கு இன் a in a formation ah they they have made a formation above her அதுதான் மண்டலம்னா ஃபார்மேஷன் பிருங்கைகி இப்படி இருக்கக்கூடிய பிரமரைகி வண்டுகளினால் இந்த அவளுக்கு கொடை பிடிக்கணும்னு ஸ்பெசிபிக்கா எடுத்துன்னு வந்து அப்படியே அதை தயாரிச்சு பண்ணுறதுங்கிறது இல்லை அயத்தின லப்தான் ஒரு எஃபர்டே இல்லாத அவளுக்கு ஒரு சத்திரம் வந்த மாதிரி இருந்தது अयत्न अयत्नलब्धां प्रयत्नं विना मयूर छत्र प्राप्तां मयूर पत्र रचित आतपत्र शोभी बिभ्राणा वरकूडदे अद् शोभा अस्ति इति शोभी बट् द्वितीया विभक्तिल लिया பிப்ராணாங்கிறதோட கனெக்ட் ஆகணும் சோபாம் மாயூர மாயூரனாலே மயூரஸ்ய இதம் மாயூரம் மயிலினுடைய மயிலை சேர்ந்ததான அப்படிங்கறச்சையே மயிலினுடைய ஒரு இறகு அந்த இறகினால் செய்யப்பட்டதான ஒரு சத்திரம் ஆதபத்திரம் சோ மயூர பத்திர மயு மயிலினுடைய தோகை அந்த தோகையினால் ரச்சித ஆதபத்திரம் செய்யப்பட்டதான ஒரு குடை அந்த குடையினுடைய அழகு சம்பத் அழகு அழகை பிப்ராணா தரித்து கொண்டிருப்பவளாக இந்த பிருத்திவி வவந்தே நமஸ்காரம் செய்தாள் சோ என்ன ஒன்னும் இல்லை இந்த ஸ்லோகத்துல அவளுடைய தலைமுடிக்கு ஒரு இயற்கையா வாசம் இருக்கு அந்த வாசனைக்கு அட்ராக்ட் ஆகி வண்டுகள்லாம் வந்து அப்படியே ஒரு ரவுண்டு கட்டின்னு இருக்கு தலையில இது ஒரு எஃபர்ட்டும் இல்லாத அவ என்னமோ கொடைய தூக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த கொடை வந்து பெரிய மயில் தோகையினால செய்யப்பட்ட ஒரு கொடை மாதிரியும் இருக்கான் அந்த அழக தரிச்சுன்னு இருக்கா பிருத்திவி அப்படிப்பட்ட பிருத்திவி வந்தே நமஸ்காரம் செய்தார் பிப்ரதி இருக்கும் இல்லையோ பிப்ரதிக்கு வந்து உங்களுக்கு பிப்ர அதாவது ஆனா உங்களுக்கு வந்திருக்கு ஆத்மநேபதி அது வந்து உபயபதியா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல எப்படி மீனிங் வருது பிப்ரானான தரித்தவள் தரதி தரந்தி தரந்தி பக்கத்துல ஓகே ஓகே ஓகே பிப்ரானா சோ தட் குவாலிஃபைஸ் தட் ஆமா இட்ஸ் an உபயபதி ஓகே oh, ஆமா ஷோபாம் பிப்ராணா அப்படிதான் வருது சோ ah, சம்பதம் சம்பத்துங்கிறது உங்களுக்கு பிரதமா சம்பதம்ங்கிறது தானே துவித்தியா சோ பிப்ரதி பிப்ருதே உங்களுக்கு வந்து ஆத்மநேபதம் பிபர்த்தி தான் நம்ம பல தரம் பார்த்திருக்கோம் பரஸ்மை பதத்தை தான் பார்த்திருக்கோம் ஆனா பிப்ருதே வந்து ரொம்ப பார்த்தது இல்ல மேடம் இந்த இதுல பிருங்கைகி அந்த பீஸ் ஆக்சுவலாவே பீஸ் இருக்கிற மாதிரி சொல்றாளா இல்ல it looks as if the bees are surrounding no no the bees are surrounding her and it looks as if she has an umbrella but இது ரொம்ப கஷ்டமா இருக்கு இத கற்பனை பண்றதுக்கு நிஜமாவே தலைக்கு மேல பீஸ் இருந்தா பயமா இல்ல இருக்கு நமக்கு பயமா இருக்கு ஆனா இது வந்து நிறைய உங்களுக்கு காவியங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அது நிஜமாவே மலர்கள் இருக்கிறப்போ ஃப்ளவர்ஸ் இருக்கிறப்போ பீஸ் சுத்தின் இருக்கிறது தாமர புஷ்பத்தை பீஸ் இருக்கிற மாதிரி பக்தர்கள் வந்து பகவான் ஹிருதயத்துல அது மாதிரி வருது அது சிமிலியா ஓமையா வருது ஓமையாவும் வரும் இதுல வந்து ரகுவம்சத்துல பாத்தீங்கன்னா அருந்ததி வந்து மேக்கப் கொடுப்போம் அதாவது அங்கராகம்னு இப்போ ஒரு பெண்ணு இதுல இருந்து வரா ஷீ இஸ் ஆஃப்டர் ஆல் சின்ன வயசுல கல்யாணம் ஆகி அவ வந்து லக்ஸுரி தான் பார்த்திருக்கா அந்த குழந்தை ரைட் சீத்தை ராமனோட கிளம்பி காட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டா வந்துட்டா அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் வந்து இப்ப அருந்ததியும் இவரையும் இப்ப அருந்ததியை பார்க்கும் பொழுது அவன் வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமோ இல்லையோ அங்கராகம் தானே தயாரிச்ச ஒரு அங்கராகத்தை கொடுக்குற அங்கராகம்னா மேக்கப் ஐட்டம் பூசிக்கிறது ஒரு பவுடர் மாதிரி சோ அவ அத பூசிண்ட உடனே இம்மிடியட்லி அந்த இதுல வந்து என்ன உச்சலித ஷட்பதம் காரணம் ஆசீத்துன்னு அந்த வண்டுகள் எல்லாம் அதது வந்து மலர்கள் மேல இருந்துதான் இவ சீத்தை இத பூசிண்டு அதனுடைய பிரேக்ரன்ஸோட அவ நடந்து போகிறச்சு அந்த வண்டுகள்லாம் அங்க இருந்து கிளம்பி இவ முகத்தை சுத்தி வர ஆரம்பிச்சிருத்தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி நிறைய மோய்க்கிறது ஆமா சரி பயமா இருக்கு <laughs> அவளுக்கு வந்து இன்னும் they are more in tune with nature நமக்கு வந்து we are so much away from nature நமக்கு வந்து இருக்கக்கூடிய வண்டு புழு பூச்சி இதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு நமக்கு <laughs> அவளுக்கு அப்படி இல்ல அந்த காலத்துல இல்ல மானோடையும் புலியோடையும் விளையாடிட்டு இருந்தான்னா இந்த வண்டார் குழலி அதேதான் தரிச்சுன்னு இருக்கா இந்த மாதிரி எஸ் ஆமா தரித்து கொண்டவளாக சோ இப்ப ஷானச்சு என்னன்னா கண்டினியூஸ் டென்ஸ்ல இருந்தாலும் நம்ம அந்த moment it is continues at that past moment okay யோசிச்சு பாரு அதை கட்டின் இருக்கிறவளாக நான் பார்த்தேன் அப்படிங்கும் என்ன as I was looking at that particular moment, it was a present continuous moment. Uh, Correct. Correct. Ah, I mean, it's a good question. Hmm. Okay. So ஆபத்தம் அண்ட் பாவார்த்தம் பார்த்துருவோமா வார்த்தைகள் புதுசா இருக்கும் சிலதெல்லாம் குந்தல சௌரப ஆக்ருஷ்ட பிரமர விருந்தேன குந்தல தலைமுடி அதனுடைய சௌரப வாசனை அதனால் ஆக்கிருஷ்ட ஈர்க்க இழுக்கப்பட்ட பிரமர விருந்தேன வண்டுகளின் கூட்டம் சிரசகா உபரி பிரமமானேன அந்த பிரமர விருந்தம் தான் இங்க வந்து சுத்தின் இருக்கு எங்க சிரசகா உபரி தலைமுடிக்கு மேல சுத்தின் இருக்கக்கூடிய அந்த வண்டுகளின் கூட்டத்தினால் அயத்ன லப்த மயூர பத்திர கிருத ஆதபத்திர சோபா சா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா இத வந்து அப்ஜெக்டிவாவே போட்டுட்டார் இதுல சோபாம் தரத்தின்னுட்டு ஸ்லோகத்துல இருக்கு பாவார்த்தத்துல போடுறச்சு சோபா எஸ்யாஹாசான்னுட்டும் அந்த ஃபுல் காம்பவுண்ட் வேர்டை வந்து அவளுக்கு அப்ஜெக்டிவாவே போயிடுறது சோ பிரயத்தனம் இல்லாமல் முயற்சியே இல்லாமல் மயில் தொகையினால் செய்யப்பட்ட ஒரு குடையின் அழகை கொண்டவளாக பூமி நமஸ்காரம் செய்தாள் இங்க வந்து பரிணாம அலங்காரம் எப்படின்னா பின்ன விபக்தி நிர்திஷ்டானாம் பிருங்கானாம் மாயூரச்சத்திர ரூபேண பரிணாமாத்து வியதிகரண பரிணாமாலங்காரா இது இந்த பின்ன விபக்திங்கிறது இப்ப வேண்டாம் உங்களுக்கு என்ன வண்டுகள் பார்ப்பதற்கு மயூர சத்திரம் மாயூர பத்திரம் போல இருக்கு இப்ப எதுக்காக வண்டை வந்து நம்ம மயில் தோகையோட கம்பேர் பண்ணணும்னா அவளுக்கு ஒரு கொடையாக ஆகறதுக்காக சோ யூஸ்வலி அந்த ரூபக அலங்காரம் வந்து ஒரு கிரியா உபயோகி ஆச்சுன்னா அத பரிணாம அலங்காரம்னு சொல்லியிருக்கோம் இங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆன ரூபகம் எப்படி வண்டுகள் உங்களுக்கு மயில் தொகையோட கம்பேர் பண்றோம் அந்த மயில் தொகையோட கம்பேர் பண்றதுனுடைய ரிசல்ட் என்ன ஆறுது ஒரு கொடையாக மாறுறது அப்படின்னு சொல்றோம் சோ பரிணாம அலங்காரம் அது தெரிஞ்சுட்டா போறோம் இந்த வியதிகரணம் எதுக்குன்னா பிரிங்கைகிங்கிறது மூணாவது விபக்தியில இருக்கு மாயூர சத்திரம்ங்கிறது உங்களுக்கு வேற விபக்தியில ஆயிடுறது அதனால சத்ரஸ்ய சம்பத்து அப்படின்னுட்டு அது வேற விபக்தியில போயிடுறதுனால வியதிகரண பரிணாம அலங்காரம்ங்கிறார் அவ்வளவுதான் மத்ததெல்லாம் உங்களுக்கு ஆஹ் இத விக்கிரக வாக்கியம் கொடுத்திருக்கார் ஆபத்தம் மண்டலம் எய்கி தைஹி அலகானாம் ஆமோதா அலகாமோதேன மோஹிதைஹி அலகாமோத மோஹிதைஹி எத்தனையன லப்தா எத்ன லப்தா ந எத்ன லப்தா அயத்ன லப்தா சோ எப்பவுமே நஞ்ச வந்து பார்த்து போட்டுக்கணும் இப்போ அயத்தன லப்தாங்கிறதுல யத்னம் லப்த ரெண்டுமே இருக்கு இதுல வந்து ந யத்னம் அயத்னம் அயத்னேன லப்தம்னு எடுக்கக்கூடாது எத்தனேன லப்தம் கஷ்டப்பட்டு அரையறது கஷ்டப்பட்டு அடையாமல் இருக்கிறது அந்த நஞ்சு வந்து லப்தத்தோட போகணும்னா நீங்க அப்புறமா தான் அதை ஃபார்ம் பண்ணணும் சோ எத்தனையான லப்தாங்கிறத முதல்ல ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்புறம் நான் எத்தனை லப்தான்னு வரணும் இட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் அந்த நஞ்சு பண்றச்சே மாத்திரம் அப்புறம் பாத்துக்கலாம் அதை மயூரஸ்ய இமே மாயூராக மாயூராணாம் சத்திரம் மயூர சத்திரம் மாயூர சத்திரம் மாயூர சம்பத்து ம் சம்பத்துங்கிறச்சு உங்களுக்கு அழகுன்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா செல்வம் அந்த கொடையினுடைய ஒரு செல்வத்தை தரிக்கின்றவள் அப்படி போறது ஓகே ஆபத்த மண்டலை பிருங்கைகி அலகாமோத மோகிதைகி அயத்னலப்தாம் பிப்ராணா மாயூர சத்திர சம்பதம் ஓகே நெக்ஸ்ட் இந்த மயூரக எப்படி மயூராக தானே வரும் இல்ல இல்ல அது பாருங்க மயூரஸ்ய இமே மாயூராக அடுத்து இங்கேயே மயூரத்தை சேர்ந்தவைகள் அப்படின்னு தோகையில இருக்கக்கூடிய பத்திரம் அதாவது அந்த ரக்கைகளை சொல்றது மயிலினுடைய இறக்கைகள் மாயூராகா மாயூரானாம் சத்திரம் அந்த ரக்கையினால் செய்யப்பட்ட ஒரு சத்திரம் குடை மாயூர சத்திரம் சரியா பொவைன் மாதிரி ரிலேட்டட் டு கவுஸ் பொவைன் ஆமா ஆமா அந்த ரெக்கைகள்ல நடுவுல கருப்பா கூட இருக்கும் அது லுக்ஸ் லைக் பி ஆமா ஆமா ஏன்னா இந்த வண்டோட கண்ணு பார்த்தோம்னா வண்டோட கண்ணு ஒரு ஒயிட் எல்லோயிஷ் இருக்கும் இந்த தோகையிலயும் உங்களுக்கு வந்து அந்த சந்திரகாந்தம்னு சொல்றோம் அந்த கண்ணு போல இருக்கக்கூடியது அதுக்கு சந்திரகாந்தம்னு ஒரு பேரு அது கண்ணு மாதிரியே இருக்கும் அந்த வண்டனுடைய கண்ணு மாதிரியே இருக்கும் அது பாக்குறதுக்கு இருக்கும் இருக்கு ப்ளூ பேஸ் எங்க இருந்து வருதுன்னு தெரியல வண்டுக்கே நீங்க வந்து சில ஆங்கிள்ஸ்ல உங்களுக்கு ஃபுல்லா கருப்பா இருக்காது என்ன மை மாதிரி உங்களுக்கு மாதிரி இருக்காது இல்லையா ஒரு வேரிகேட்டட் கலரா இருக்கும் அது அப்படியே அந்த லைட்ல வந்து பார்த்தோம்னா சன்லைட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கலர் வரும் அதுல ரைட் எப்பவுமே கம்பேரிசன்ங்கிறச்சு நீங்க வந்து ராமலக்ஷ்மணால கம்பேர் பண்ற மாதிரி எப்பவுமே வராது ரெண்டு பேரும் ஒத்த ஒப்ப ட்வின்ஸ் மாதிரி இருக்கிறவா அப்படி நம்ம கம்பேரிசன் பண்ண முடியாது எல்லாத்தையுமே இல்லையா இப்ப சில சமயம் ஃபர்ஸ்ட் உபமாக்கு எக்ஸாம்பிளே வந்து குபலியானந்தத்துல எடுக்கிறச்சு ஹம்சீவ கிருஷ்ண தே கீர்த்திஹி ஸ்வர்கங்காம் அவகாகதேம்பர் ஹம்சீவ ஒரு அன்னபக்ஷி போல உன்னுடைய கீர்த்தியானது கங்கையில முழுகி எழுந்துக்கிறது இது என்ன கம்பேரிசன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் புரியவே புரியாது உபமா அதுல கீர்த்திங்கிறது கவிகள் உலகத்துல வெண்மை அப்படின்னு சொல்றா இந்த ஒரு ஆஸ்பெக்ட பேஸ் பண்ணி தான் உபமாவே அங்க எடுப்பார் அவர் அன்னபக்ஷி போல இருக்கு அப்படின்னு அப்போ கீர்த்தி புகழ்ங்கிறது எப்படி அன்னபக்ஷியோட கம்பேர் பண்ண முடியும் இது ரெண்டுத்தையும் அந்த அப்படி எடுத்துக்க முடியாது அந்த இடத்துல it is just the aspect of white colour and it is the aspect of pure fame it is not ill fame notorious கிடையாது இஸ் ஃபேமஸ் அதுதாங்க அதனால கம்பேரிசன் வரும்பொழுது உங்களுக்கு வந்து சில சமயம் என்னமோ ஒத்துக்காத மாதிரி இருக்கும் ஆனா we have to if we have in our mind நம்ம வந்து பொயட்டை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல வச்சுட்டோம்னா எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருவோம் சாமானிய தர்மம் அதுல என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்டா தெரிஞ்சிடணும்னா அந்த பாயிண்ட்ல அது ரெண்டும் சேம் ஒப்பு அப்படின்னு எடுத்துக்கணும் சரியா நெக்ஸ்ட் படிங்க எப்பவுமே புழு பூச்சி எல்லாம் they are only attracted by the ஸ்மெல்னால தான போறது அது ஆமா ஆமா அப்ப எதை எடுத்தாலும் சோ ஃபர்ஸ்ட் பிரிய சந்தே பிரிய சந்தர்ஷனா ஆனந்த ஜனிதைः அஸ்ருபிந்துபிः न्यस्त मौतिक नैपथ्यैः நைபத்தியைஹி பரிஷ்கிருத பயோதரா இதுவும் இவளுக்கு பிருத்திவிக்கு அப்ஜெக்டிவா போறது இப்பேற்பட்ட பிருத்திவியானவள் நமஸ்காரம் செய்தாள் அப்படின்னு போறது பிரிய சந்தர்ஷன ஆனந்த ஜனிதைகி நியஸ்த மௌக்திக நைபத்தியை அஸ்ருபிந்துபிஹி பரிஷ்கிருத பயோதரா அவளுடைய மார்பானது பரிஷ்கிருதம் அலங்கரிக்கப்பட்டது எப்படி அலங்கரிக்கப்பட்டது இப்போ அவ அப்படியே அவ வந்து முத்துமாலை போட்டுட்டு வந்து நின்னாளா அப்படின்னா இல்ல க பிரியனை பார்த்த உடனே விஷ்ணு பர்த்தா அவளுடைய கணவன் அதனால பிரியனை பார்த்த மாத்திரத்துல ஆனந்தத்தினால அப்படியே கண்ணீர் திவிலைகள் ஏற்படுகின்றன கண்ணுல இருந்து அப்படியே வந்து மார்புல வந்து விழருது அது விழும் பொழுது முத்துனால ஒரு மேக்கப் பண்ண மாதிரி அவளுக்கு இருக்கான் முத்து ஆபரணங்கள் பண்ண மாதிரி இருக்கு சோ கழுத்துல அவளுடைய அந்த கண்ணீரே ஒரு முத்து மாலை மாதிரி அமைஞ்சுது அப்படிங்கிறார் இதுல அப்படி அலங்கரிக்கப்பட்ட மார்பகங்களை உடையவளான பிருத்திவி தேவனை நமஸ்காரம் செய்தாள் விஷ்ணுவை நமஸ்காரம் செய்தாள் பிரிய சந்தர்ஷன ஆனந்த ஜனிதைகி பிரிய பர்த்தா பர்த்துஹு கணவனுடைய கணவனை பார்த்தது சந்தர்ஷன அதனால் ஏற்பட்ட ஒரு ஆனந்தம் சந்தோஷேன ஜனிதைஹி சமுத்பன்னைஹி உண்டாவை உண்டானவையான அது உண்டாச்சு அதுக்கப்புறம் கீழே விழுந்தது அது விழுந்த பொழுது என்னாச்சுன்னா அது அப்படியே முத்து அந்த திவிலைகள் வந்து உக்காந்தது முத்து உக்காந்த மாதிரி இருக்கான் கழுத்துல சோ நியஸ்த மௌக்திக நைபத்தியைஹி நேபத்தியம் அப்படின்னாலே கிரீன் ரூம்னு அர்த்தம் கிரீன் ரூம்னா இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி எங்க வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் மேக்கப் போட்டுப்பாளோ அந்த கிரீன் ரூம்க்கு நேபத்தியம்னு டிராமால எல்லாம் உங்களுக்கு வரும் நேபத்தியே அப்படின்னா பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ்னு அர்த்தம் நேபத்தியம்னாலும் it is a green room where they do their makeup நைபத்தியம்னா that which is connected with the green room அப்படின்னா எனி சார்ட் ஆஃப் அலங்காரண பொருள் என்ன உண்டோ அதாவது மேக்கப் ஐட்டமா இருக்கலாம் இல்லைன்னா ஆபரணங்களா இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே நைபத்தியம்னு பேரு நேபத்திய பவம் நைபத்தியம் எதை நம்ம வந்து கிரீன் ரூம்ல போட்டு போமோ நம்ம வெளியில வந்து நின்றுண்டு அலங்காரம் பண்ணிக்க மாட்டோம் ஒரு ரூம்குள்ள இருந்துட்டு என்னென்னலாம் அலங்காரம் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் ரூமை சேர்ந்தது அதனால நைபத்தியம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல ஆபரணம்னு எடுத்துக்கணும் அர்த்தம் சோ நியஸ்த வைக்கப்பட்ட மௌக்திக முத்துனாலான நைபத்தியைகி ஆபரணங்களினால் ஆபரணங்களாக விளங்கக்கூடிய அஸ்ரு கண்ணீர் திவிலைகள் அவைகளினால் பரிஷ்கிருத பயோதரா அலங்கரிக்கப்பட்ட அலங்கிருத குச்சா அலங்கரிக்கப்பட்ட மார்பகங்களை உடையவளான சா பிருத்திவி சோ ஜல கணம்னாலும் பிந்துனாலும் ஒண்ணுதான் திவிலை டிராப்ஸ் பிரிய சந்தர்சன ஆனந்த ஜனிதைகி பிரியனை பார்த்த காரணத்தினால ஏற்பட்ட ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தத்தினால் உண்டான அப்படியே வந்து உண்டானதுனால அப்படியே கீழே வழிஞ்சிருக்கு சோ நியஸ்த மௌக்திக நைபத்தியைகி அது அப்படியே முத்துக்கள் வைக்கப்பட்ட முத்துக்களினால் ஒரு ஆபரணங்கள் கொண்டவையான அஸ்ருபிந்து பிகி அதுபோல் இருக்கக்கூடிய அஸ்ருபிந்து பிகி கண்ணீர் திவிலைகளினால் அவளுடைய மார்பு அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கிறது அப்படிப்பட்ட பிருத்திவி வவந்தே சோ பயோதரையோகோ முக்தாகார ரூபதாம் ஆபன்னைகி பயோதரையோகோ அவளுடைய மார்பகங்களில் முக்தாகார முத்து மாலையினுடைய ரூபதாம் உருவத்தை ஆபன்னைகி அடைந்தவையான அது முத்துமாலை போல அது வந்து அப்படியே உட்கார்ந்துதான் அந்த கண்ணீர் திவிலை பர்த்துகு தர்சனாது உற்பத்தைகி அஸ்ருகணைகி கணவனை பார்த்த காரணத்தினால ஏற்பட்ட அந்த கண்ணீர் திவிலைகள் அந்த திவிலைகளின் திவிலைகளுடன் கூடினவள் யுதா சா தரா தராங்கிறச்சு பூமி பூமியானவள் வவந்தே நமஸ்காரம் செய்தாள் அத்த ஆனந்த பாஷ்ப கணததிஹி ஏவ பயோதர மௌக்திக அலங்காரத்வேன அத்தியவசிதா இது பேதே அபேதரூப அதிசயோக்தி இங்க வந்து நியஸ்த மௌக்திக நேபத்தியைஹி அஸ்ருபிந்துபிஹி அப்படின்னுட்டு டைரக்டா சொல்லியிருக்கார் இந்த இடத்துல அதனால அது வந்து இந்த இந்த கண்ணீர் திவிலை தான் உங்களுக்கு வந்து அலங்கரணமாக இருக்கு அப்படின்னு அங்க வந்து கம்ப்ளீட் சூப்பர் இம்போசிஷன் ஏற்பட்டிருக்கு அதனால இங்க அதிசயோக்திங்கிறார் அதிசயோக்தி அலங்காரம் ஓகே சரி பிரிய சந்தர்ஷனானந்த ஜனிதைஹி அஸ்ரு பிந்துபிஹி சந் பிரிய சந்தர்ஷனானந்த ஜனிதைர் அஸ்ரு பிந்துபிஹி நியஸ்த மௌக்திக नैपथ्यैः பரிஷ்கிருத பயோதரா அடுத்தது பிரஸ்புரந்தம் பிரியஸ் ஏவ பரிரம்பாபிலாஷின லாஷினம் தக்ஷிண தக்ஷிணாதிதரம் பாகும் தக்ஷிணா பஹ்வமன்யத தக்ஷிணாத்து இதரம் பாகும் பகு அமன்யத இப்ப அந்த வவந்தே போன ஸ்லோகத்தோட முடிஞ்சுடுத்து இந்த இடத்துல இப்ப வேற வேர்பு வந்துருத்து பகு அமன்யத அப்படின்னு அடுத்த வேர்பு வந்ததுனால அதோட சென்டென்ஸ் முடிஞ்சிருத்து இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சோ சா தக்ஷி சாங்கிறதுக்கு இங்க வந்து வார்த்தை இல்ல தக்ஷிணா அப்படின்னு போட்டிருக்காரு தக்ஷிணாங்கிறச்சு கிளவர்னு அர்த்தம் ஒண்ணு இன்னொன்னு ரொம்ப இன்டெலிஜென்ட் பர்சன் யாருக்கு வந்து சுபம் அசுபம் இந்த நிமித்தங்கள்லாம் தெரியுமோ அதாவது குட் ஓமன் பேட் ஓமன் சுப நிமித்தம் அசுப நிமித்தம் இவ சீதை வந்து சுப நிமித்தங்களை பார்த்தான்னுட்டு ஒரு குட்டி செக்ஷன் உண்டு எட்டே எட்டு ஸ்லோகமோ பத்து ஸ்லோகமோ ஒண்ணு உண்டு ராம இதுல சுந்தரகாண்டத்துல ரொம்ப வசத்தியான ஒரு செக்ஷன் அது முப்பதாவதுன்னு நினைக்கிறேன் அத்தியாயம் கரெக்டா ஞாபகம் இல்ல சுப நிமித்தங்களை பார்ப்போம் சீதை முதல்ல இங்க வந்து பூமாதேவி தட்சிணா தட்சிணாங்கிறச்சேயே சுப அசுப நிமித்தஜா சா பிருத்திவி இப்ப எதுக்காக இந்த அப்ஜெக்டிவ போட்டிருக்காரு பிருத்திவின்னு சொல்றதுக்கு பதிலா தட்சிணான பிருத்திவிய குறிச்சதுக்கு காரணமே அவளுடைய இடது கை தட்சிணாத்து இதரம் பாகும் இடது கையானது துடிச்சது பிரஸ்புரந்தம் அது துடித்து கொண்டிருக்கக்கூடிய தட்சிணாத்து இதரம் பாகும் வலத காட்டிலும் வேறுபட்டதான கையே சோ இதரம்னா அதர் தேன்னு அர்த்தம் சோ வலது தட்சிணம் அத காட்டிலும் இதரம் வேறுபட்டதான பாஹு கையை அந்த கையை விச் மீன்ஸ் இடது கையை பகு அமன்யத துடிக்கின்ற தன்னுடைய இடது கையை பகு அமன்யத ரொம்ப வசத்தியா நினைச்சா என்னத்தினால நினைச்சா அப்படின்னா அது துடிக்கிறதுக்கு வந்து நிமித்தம் என்னன்னா நல்லது நடக்க போறதுன்னு அர்த்தம் சோ இடது கை துடிக்கிறது இதுல ரகுவம்சத்துல தானே வலது கை ராமனுக்கு துடிக்கும் அந்த வலது கைய வந்து கோவம் வந்துடும் ராவணனுக்கு அதை பார்த்த உடனேயே சோ அவனுடைய முதல் ஏரோவே அந்த வலது கையில போய் அவன் வந்து அடிப்பான் ஏன்னா அது ராமனுக்கு வந்து இவனுக்கு புருஷாளுக்கு வந்து ரைட்டு கை வந்து துடிச்சதுன்னா அது நல்லது பெண்களுக்கு வந்து லெப்ட் கை துடிச்சதுன்னா அது வந்து நல்லது அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபரன்ஸுக்காக அதுல வந்து ராவணன் அதை பார்த்த உடனே அவனுக்கு கோவம் வந்துருத்தான் இவனுக்கு ஏன் நல்லது நடக்கணும்னு அந்த கையையே அடிக்கிறேன் பாருன்னு ஃபர்ஸ்ட் ஏரோ அந்த ரைட் கைக்கு தான் போகும் அப்படின்னு வர்ணிப்பார் இவர் இருபத்தி ஒன்பதாவது சர்க்கத்துல இருக்கு சுந்தரகாண்டத்துல ரைட் சோ தட்சிணாது இதரம்பாகும் பகு அமன்யத இது என்னத்தினால அப்படின்னா நல்லது நடக்கணுமோ இல்லையோ அந்த நல்லதை இண்டிகேட் பண்றதுக்கு பிரியசிய பரிரம்ப அபிலாஷினம் இவ அந்த லெஃப்ட் கையை வந்து துடிக்கிறதா எதுக்குன்னா போய் கணவனை பார்த்த மாத்திரத்துல அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு அது வந்து துடிக்கிறதாம் பரிரம்ப அபிலாஷினம் பரிரம்ப தழுவுவதற்கு அபிலாஷி அது வந்து ஆசைப்படுகின்றது போல் இருக்கக்கூடியது துடிக்கின்ற அந்த கை நிஜமாவே அந்த கைக்கு என்னமோ ஒரு மனசு இருக்கிற மாதிரியும் அந்த மனசு வந்து அப்படியே போய் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி நான் எழுதியிருக்காரு இல்ல ஆனா அப்படி கிடையாது இவன் ஆசைப்படுறது இது எப்படி நினைக்கிறான்னு இந்த கையை என்னமோ அவரை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதுக்காக அது வந்து ஆகவும் அதனால அதை வந்து ரொம்ப அவ வந்து பாராட்டினா இவ பிருத்திவி So Dakshina, Shubha Shubha Nimittagnyasa Prithvi, Shubham Ashubham இந்த நிமித்தங்களை அறிந்தவளான பிருத்திவி பிரஸ்புரந்தம் பிரகர்ஷேண ஸ்புரந்தம் மிகவும் துடிக்கின்றதான பிரியஸ்ய துடிக்கின்றதான அதுவும் அந்த பாகுவுக்கு அப்ஜெக்டிவா போறது அடுத்தது பிரியஸ்ய பரிரம்ப அபிலாஷினம் இவ சாரி பத்யுகு கணவனுடைய அபி பரிரம்ப பரிரம்பன ஆஸ்லேஷம் ஆலிங்கனம் தழுவுதல் அதை அபிலஷந்தம் இவ ஸ்திதம் இருக்கணும் நான் இல்ல அபிலஷந்தம் இவ ஸ்திதா வேண்டாமே இங்க இந்த ஸ்திதா வேண்டாம் எடுத்துடுறேன் நான் வேண்டாம் அது டெக்ஸ்ட்ல இருக்கும் சோ ஆஸ்லேஷம் அபிலஷந்தம் இவ அந்த கையானது பிரியனுடைய ஆலிங்கனத்தை விரும்புகின்றது போல் இருக்கக்கூடிய தட்சிணாத்து இதரம் அப்படின்னா வலதை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய வாமம் இடது பாகும் ஹஸ்தம் கையை பகு அமன்யத பாராட்டினாள் சுப சுபாசுப நிமித்தம் தெரிஞ்சவ அதனால அது வந்து லெஃப்ட் கை துடிச்ச உடனே ஓ பிரியனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு துடிக்கிறியோ அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ரொம்ப பாராட்டினாலும் அந்த கைய அப்படி இருக்கக்கூடியவள் பிருத்திவி பதிம் வந்தமானாயாக பதியை நமஸ்காரம் செய்யக்கூடியவளான தஸ்யாக அந்த பிருத்திவியினுடைய வாமபாகு இடது கை பிரிய ஆலிங்கன அபிலாஷி இவ பிரியனை ஆலிங்கனம் செய்வதற்கு ஆசைப்படுகின்றது போல் பிராஸ்புரத்து துடித்தது சிம்பிளா எழுதிட்டார் அழகா இருக்கு இந்த பாவார்த்தம் அப்போ அது வந்து உத்பிரேக்ஷ அலங்காரம் ஏன்னா நிஜமாவே அதுக்கு வந்து ஒரு மனசு கிடையாது நிஜமாவே அந்த கை வந்து ஆசைப்பட போறது இல்ல கையை ஆசைப்படுற மாதிரி இருக்குன்னாலே அது சம்பாவனா it's a fancy so it's அது உத்பிரேக்ஷ அலங்காரம் அத்த பிரஸ்புரதி பாகௌ துடிக்கின்ற கையின் பேர்ல பரிரம்ப அபிலாஷித்துவம் அலி அபிலாஷித்துவ சம்பாவனாத்து ஆலிங்கனம் பண்ணிக்க பண்ணிக்க வேண்டிய ஒரு ஆசைங்கிறத நம்ம வந்து ஆரோப்பம் பண்றோம் இல்லையோ அந்த ஒரு துடிக்கின்ற பாகு அந்த துடிக்கின்ற கை மேர்ல அதனால இந்த இடத்துல உத்ரேக்ஷா பிரஸ்புரந்தம் பிரியசேவ பரிரம்ப அபிலாஷினம் தட்சிணாத் இதரம் பாகும் தட்சிணா பஹ்வமன்யத சரியா அடுத்தது படிக்கும் பிரபஞ்ச ஜக ஜகாதைஷா விபஞ்சி மதுரஸ்வனா மௌத்திகாதார வித்ருமா மௌக்திகாதர வித்ருமான் இருக்கணும்னு அதர வித்ருமாதான் ஏன்னா அவளுடைய உதடு பவழம்போல் இருக்கக்கூடிய உதடு அதர வித்ருமா வித்ருமானா நவ வித்ரும பிம்பஸ்ரீ நெக்காரி ரதனச்சதாம்பா அம்பாளுக்கு நவ வித்ருமான புதுசா இருக்கக்கூடிய ஒரு பவழம் அது போல அம்பாளுடைய உதடு இருக்கான் ரதனச்சதா வித்ருமாங்கிறச்சே இங்க வந்து பவழம் அதர வித்ரும அந்த இது வந்து உதடு ஒரு இதுவாட்டம் இருக்கு கோரல் மாதிரி இருக்கு பவழம் மாதிரி இருக்கு அம்பாளுடைய உதடு அங்க பூமாதேவியினுடைய உதடு சோ என்ன விபதம் ஜகாத ஏஷா இந்த பூமியானவள் விபதம் தன்னுடைய துக்கத்தை ஜகாத கூறினாள் அடுத்ததுல இருந்து ஸ்பீச் வருது சோ இப்படி முதல்ல வந்து ஏன்னா துடிக்கிறதுன்னா உடனே நல்லது நடக்க போறது தானே வெறுமன முந்தின ஸ்லோகத்துல வந்து ஆலிங்கனம் அடிக்கணும்ங்கிறது மாத்திரம் அந்த இடத்துல இல்லை கண்டிப்பா இப்ப தன்னுடைய கஷ்டத்தை சொல்லலாம் ஏன்னா ஒரு நல்ல சுப நிமித்தம் ஏற்பட்டுடுதோ அதுக்கு உண்டான ரிசல்ட் பகவான் கட்டாயம் நம்மளுடைய துக்கத்தை போக்க போறாருங்கிற ஒரு தீர்மானம் அவளுக்கு இருந்ததுனாலதான் அவ பேச ஆரம்பிச்சா அத கரெக்டா அந்த ஸ்லோகத்தை வந்து பேசினாள்ங்கிற ஸ்லோகத்துக்கு முன்னாடி வச்சார் தேசிகர் ரொம்ப அழகா இத வந்து கோத்துன்னு வர்றார் விபதம் ச ஏஷா ஜகாத ஏஷா இவள் தன்னுடைய விபதம் கஷ்டத்தையும் கூறினாள் என்ன கஷ்டத்தை கூறினா எப்படிப்பட்டவள் இவள் அப்படின்னா விபஞ்சி மதுரஸ்வனா விபஞ்சின்னா ஒரு வீணை அந்த வீணையை போல மதுர இனிமையான ஸ்வனா சத்தத்தை கொண்டவள் சத்தம்னு சொல்லக்கூடாதுல்ல ஒரு ஓசை சத்தம்னா நமக்கு வந்து நெகட்டிவ் கொனடேஷனா இருக்கு இட்ஸ் மியூசிக் மாதிரி இருக்கு இங்க துவனி ஆமா துவனின்னாலும் சம்ஸ்கிருதம் விடுவோம் ஸ்வனம்னா துவனின்னாலும் எப்படி தமிழ்ல இருக்கணும் டெஃபினட்டா அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கணும் ஆமா ஓசைன்னு சொல்லலாம் இல்ல விபஞ்சி மதுரஸ்வனா விபஞ்சிங்கிற வீணையை போல மதுர இனிமையான ஸ்வனா ஒரு துவனியை கொண்டவள் மேலும் விலக்ஷ ஸ்மித சம்பின்ன மௌக்திக அதர வித்ருமா பேசணும்னு ஆரம்பிக்கிறா ஆரம்பிக்கிறச்சேயே ஒரு புஞ்சிரிப்பு ஏன்னா முன்னாடி ஆனந்த ஜனித அஸ்ருபிகின்னர் அவளுக்கு என்னதான் கஷ்டம் இருந்தா கூட அப்படியே பாரத்தினால தவிக்கிற அவ அப்படின்னு எல்லாம் தேவர்கள் வந்து வீட்டுக்கு போட்டா கூட அம்பாளுக்கு அப்படி இல்லைங்க அவளுக்கு என்ன சுவாமிய பார்த்தாச்சு பிரியனை பார்த்துட்டா ஆனந்த ஜனித அஸ்ருபிகி இத்தனை நேரம் துக்கத்தன்னு அவ வந்து கஷ்ட சொல்லிட்டு இருந்தாளேங்கிறதெல்லாம் இங்க அவ வந்து மறந்தாச்சு விஷ்ணுவை பார்த்த மாத்திரத்துல நமக்கு இருக்க போற கஷ்டம் நமக்கு வந்து தீர போறதுங்கிற நிச்சயம் அவளுக்கு அதனாலதான் அவளுக்கு மனசுல ஆனந்தம் அந்த ஆனந்தத்தினால ஏற்பட்ட கண்ணீர்னு தேசிகர் சொன்னார் அதே இங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது கூட விலக்ஷ ஸ்மித சம்பின்ன மௌக்திக அதர வித்ருமா தன்னுடைய கஷ்டத்தை சொல்றச்சேயே ஒரு சிரிப்போட சொல்றாளாம் அவ கஷ்ட அதாவது கஷ்டம் வந்து இது பண்றச்சு நம்ம வேணா கஷ்டம்னு நம்ம வந்து நினைச்சோம்னா தான் அது கஷ்டம் அது வந்து அனுபவிக்கிறவாளுடைய ஒரு சாமர்த்தியம் அவளுடைய பூமாதேவி எத்தனை கஷ்டம் இருந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி உடையவள் இவள்லாம் சொல்றா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்து கஷ்டம்னுட்டோ அந்த கஷ்டத்தை இவன்கிட்ட தெரிவிச்சுட்டு அவன் பார்த்துருவாங்கிற ஒரு நம்பிக்கை அதனாலதான் ஸ்மிதா சிரிக்கிறான் விலக்ஷஸ்மித ஒரு லஜ்ஜா பகவான்கிட்ட போய் நம்ம என் நம்மளுடைய கஷ்டத்தை சொல்லணுமா அவனுக்கே தெரியாதா அப்படின்னுட்டு முன்னாடியே அவ சொன்ன மாதிரி இத போய் நான் என் வாயை விட்டு சொல்றேனேன்னு ஒரு வெட்கம் இருக்கலாம் அவளுக்கு அதனால விலக்ஷஸ்மித விலக்ஷன்னு ஒரு வெட்கம் வெட்கத்தினால் ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பு இப்ப எப்படி இருந்ததுன்னா பாக்குறதுக்கு உதடு ரெட்டு கலர் சிரிப்புங்கிறதும் வெள்ளை எப்படி நான் வந்து கீர்த்திங்கிறது கவி சமயத்துல கவியினுடைய ஒரு உலகத்துல வந்து கீர்த்திங்கிறது வெண்மைங்கிறோமோ அதே போல சிரிப்புங்கிறதும் வெண்மை வெள்ளை அதே இங்க வந்து அதனால செவப்பு உதட்டுல அவ லேசா வந்து வாய திறந்துண்டு அவ சிரிப்போட பேசுறதுனால அந்த சிரிப்பு பாக்குறதுக்கு முத்து போல இருக்கான் இன்னொன்னு சிரிக்கரிச்சு நமக்கு வந்து பல்லு தெரியறதுனால பல்லும் உங்களுக்கு வந்து ஒரு மோக்திகம் போல இருக்கு உம் அது கூட எடுத்துக்கலாம் ஆனா இங்க ஸ்மிதம்னா பல்லு தெரியாம சிரிக்கிறதுக்கு தான் ஸ்மிதம்னு பேரு ஹாசன்னு சொன்னாதான் அது வந்து பல்லு தெரியறது சோ ஜென்ரலி உத்தம ஸ்திரீகளுக்கெல்லாம் உங்களுக்கு டெபினிஷன் எப்படின்னா அவள்லாம் ஸ்மிதம் புஞ்சிரிப்பு தான் இருக்கும் அந்த இடத்துல அந்த புஞ்சிரிப்பையே வெண்மைன்னு சொல்லி அது வந்து மௌக்திகம் முத்துக்கு கம்பேர் பண்றாரு இங்க சோ விலக்ஷ ஸ்மிதேன சம்பின்னம் சம்பின்னம்னா அப்படி தெரியக்கூடிய அதனால் அந்த விலக்ஷ ஸ்மிதத்தினால சம்பின்ன ஒரு ஒரு நடுவுல வந்து தெர் இஸ் um, என்ன சொல்றது ஒரு பிரேக் இன் தட் ரெட்னஸ் அந்த சம்பின்னம்னா கலந்ததுன்னு எடுத்துக்கலாம் மிக்சட் மிஸ்ரிதம் சோ விலக்ஷ ஸ்மிதேன மிஸ்ரிதம் அதனுடன் ஒரு ஒரு வெட்கத்துடன் சேர்ந்த ஒரு புஞ்சிரிப்பு அதனுடன் கலந்து இருக்கக்கூடிய முத்துடன் கூடின அதர வித்ருமா பவழம் போல் இருக்கக்கூடிய உதட்டை கொண்டவள் முத்துடன் கூடின பவழத்தை கொண்ட ஒரு உதடு அது போல இருக்கா அவளுடைய உதடு சோ மௌக்திக சம்பேத முத்துடன் கலந்ததான கலந்தது போல் சம்பேதவது அதர ரூப உதடு எனும் வித்ருமவதி ஒரு பவழத்தை கொண்டவளாக இருக்கிறாள் முத்தையும் பவழத்தையும் சேர்த்தா மாதிரி இருக்கான் அவளுடைய உதட்டுல அந்த புஞ்சிரிப்பு அவ்வளவுதாங்க பல்லு வரைக்கும் சேர்ந்துதான் பல்லு வரிசை கிடையாது அதுதான் நான் சொன்னேன் ஸ்மிதம்ங்கிறது புஞ்சிரிப்பு சிரிப்புங்கிறது வெண்மை கவி உலகத்துல ஸ்மிதம்ங்கிறது பல்லு தெரியாமல் இருக்கக்கூடிய சிரிப்பு இது வந்து அவ பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் அதனால பல்லு இன்னும் தெரியல வாய திறக்கல ஓகே இந்த ஒயிட்ங்கிறது இந்த ஸ்மிதம் சிரிப்பு சொல்லி அவ்வளவுதான் ஓகே சோ அப்படி விலக்ஷ ஸ்மித சம்பின்ன மௌக்திக அதர வித்ருமா அவளுடைய உதடு என்னும் ஒரு பவழத்தை தரித்து கொண்டிருப்பவள் அந்த பிருத்திவி அப்படி விபதம் ஜகாத தன்னுடைய குறைகளை கூறினாள் விபஞ்சி மதுரஸ்வனா வீணா இவ ஹிருத்யஸ்வனா ஹிருத்ய மனதை கவரக்கூடியதான ஒரு துவனி அந்த துவனியை கொண்டவள் ஏஷா பிருத்திவி விலக்ஷஸ்மித அப்படின்னா லஜ்ஜா அன்வித ஸ்மிதேன வெட்கத்துடன் கூடின ஒரு புஞ்சிரிப்பு அந்த புஞ்சிரிப்பினால அவளுடைய உதடு எப்படி இருக்கு பாக்குறதுக்கு மௌக்திக சம்பேதவது முத்துனுடன் முத்துடன் கலந்ததாக இருக்கும் அதர ரூப வித்ருமவதி உதடு எனும் ஒரு பவழத்தை கொண்டவளாக இருக்கும் பிருத்திவி சா பூமி இந்த சாங்கிறது கிடையாது ஸ்லோகத்துல இத வந்து பிராக்கெட்ல போட்டுருணும் ஸ்லோகத்துல இல்லையே விபதஞ்ச ஜகாதைஷா விபஞ்சி மதுரஸ்வனா ஆமா சா கிடையாது விபதம் விபதம்ங்கிறச்சு விபத்துன்னா ஆபத்து தனக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டம் அசுர கிருத்தியம் அசுரர்களால் செய்யப்பட்ட அந்த ஒரு செயலானதை ஜகாதச்ச கூறினாள் மீன் இன்னசென்ஸ் அஸ் வெல் புரியல இந்த மீன் இன்னசென்ஸ் அஸ் வெல் சொல்லலாம் இங்க வந்து வெட்கம் மேலோங்கி இருக்கு அந்த புஞ்சிரிப்புல கணவனை பார்த்துட்டாங்கிறதுனால <laughs> இல்ல உவாச்ச ஜகாதங்கிறது கத கது தாத்துவோட இது லிட் லக்காரம் ஜென்ரலி இந்த டபுளிங் பார்த்தேன்னா காக்கு ஜா வரும் சக்காரன்னு வரும் சக்காரங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கிரு தாத்து காக்கு சா வரும் இதெல்லாம் வியாக்கரணம் பட் கத்து தாது வந்து வதத்திங்கிற அர்த்தத்துல வருதா இருக்கு கதத்திங்கிறது வதத்தி ஆமா அதுதான் ஜகாதங்கிறது ஓகே ஓகே மந்தஹாசம்ங்கிறது கூட இதே அர்த்தத்துல வருமா இதே அர்த்தம் தான் ஆமா ஓகே மதுரஸ்வனா லஜ்ஜையா ஸ்மயமானா ஸ்மயமானான்னு சிரித்து கொண்டிருப்பவளான அவள் வந்தமானா ஏவ நமஸ்காரம் செய்து கொண்டே ஸ்வ ஆபதம் தன்னுடைய துக்கத்தை ஜகாத கூறினாள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு விக்கிரக வாக்கியம் கொடுத்திருக்கார் அதுக்கு ஸ்மிதஸ்ய இப்போ அலங்காரம் என்ன புஞ்சிரிப்பு முத்து புஞ்சிரிப்புக்கு மேல முத்தை நம்ம ஆரம்பம் பண்றோம் அதனால ரூபகம் அங்க அதே இதுவே தான் வந்து உங்களுக்கு உதடே தான் வந்து பவழமா இருக்கு அந்த இடத்துலயும் ஒரு ரூபகம் இருக்கு இந்த ரெண்டு ரூபகம் தனியா நிக்கிறது அதே போல விபஞ்சி மதுரஸ்வனாங்கிறச்சு விபஞ்சி வீணையை போல் இனிமையான ஒரு துணியை கொண்டவள் அப்படிங்கும் பொழுது அங்க உபமா இது மூணுமே தனித்து நிக்கிறது அதனால சம்சிருஷ்டிகி சேர்ந்து பிணைஞ்சு இருந்தா உங்களுக்கு சங்கரஹா தனித்து நின்னா சம்சிருஷ்டி விபதஞ்ச ஜகாதைஷா விபஞ்சி மதுரஸ்வனா விலக்ஷஸ்மித சம்பின்ன மௌக்திகாதர வித்ருமா சரியா